டுடோரியலுக்கு நல்வரவு வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டைனாட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது முன் டுடோரியலில் எடிட்டிங்க்கு பிறகு இங்கே இந்த படத்தை பெற்றேன் இன்று நிறங்களை அமைக்க சிலவற்றை செய்வேன் என நினைக்கிறேன் ஏனெனில் இந்த படம் மிகவும் பச்சையாக உள்ளது நிறத்தை சரிசெய்ய பல வழிகள் உள்ளன அதில் ஒன்று கர்வ் டூல் டூல் பாக்ஸில் கர்வ்ஸ் டூலை சொடுக்குகிறேன் பின் Green Channel ஐ தேர்ந்து கர்வ் ஐ கீழே இழுக்கிறேன். இப்போது கலர் Channels ஐயும் படத்தில் பனிமூட்டம் உண்மை பனிமூட்டம் போன்று இருப்பதையும் காணலாம். இப்போது பச்சை அல்லது மெஜெண்டா இல்லாமல் கிரேவில் படத்தை பெறுகிறவாறு கர்வ் ஐ சரிசெய்ய வேண்டும். நான் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்த விரும்பவில்லை ஏனெனில் இது படத்தின் தகவல்களை சேதப்படுத்திவிடும் பின் அந்த சேதத்தை என்னால் சரிசெய்ய முடியாது நான் அண்டு டூலை பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கு பின் அனைத்து படிகளையும் மீண்டும் செய்ய வேண்டும் எனவே படத்தை சேதப்படுத்தாதவாறு சிலதை செய்ய விரும்புகிறேன் பின்னர் அதை சரி செய்ய வேண்டும் அவ்வாறு ஒரு வழி உள்ளது அது லேயர்ஸ் உடன் சிம்பிள் ஃபில்டரை பயன்படுத்துவது எனவே இங்கே லேயர் டயலாகை திறந்துள்ளேன் இங்கே பேக்கிரவுண்ட் ஐ காணலாம் அது நம் உண்மையான படம் ஒரு லேயர் ஐ சேர்க்கிறேன் Layer Fill Type ல் White ஐ தேர்ந்து கலர் Correction கிரீன் என நேம் ஐ தருகிறேன் இப்போது என் படம் முழுதும் வெள்ளையாக உள்ளது ஆனால் லேயர் மோடை மாற்ற முடியும் லேயர் Mode என்பது இரு லேயர்களை அதாவது ஒரிஜினல் Background லேயர் மற்றும் புதிதாக உருவாக்கிய லேயரை ஐ சேர்க்கும் ஒரு அல்காரிதம் ஆகும் எனவே இங்கே Multiple Mode ஐ தேர்கிறேன் எனவே முன்பு இருந்தவாறே உண்மையான படத்தை திரும்ப பெறுவோம் மல்ட்டிப்ளை மோடு பேக்கிரவுண்ட் இன் பிக்சல்ஸ் ஐ இன் பிக்சல்ஸ் உடன் பெருக்கி முடிவை 255 ஆல் வகுக்கிறது வெள்ளை படத்தில் அனைத்து கலர் சேனல்களும் 255 ஆகும் எனவே 255 ஆல் பெருக்குவதும் 255 ஆல் வகுப்பதும் ஆரம்ப புள்ளி அதாவது பேக்கிரவுண்ட் ஐ கொடுக்கும் ஆனால் புது லேயரில் ஒரு சேனலை நான் குறைத்தால் அது பேக்கிரவுண்ட் இலும் குறைக்கப்படும் ஏனெனில் பெருக்குவது 200 இல் எனில் 255 ஆல் வகுப்பது குறைந்த அளவே கொடுக்கும் இப்போது குறைந்த கிரீன் சேனல் ஐ கொடுக்கும் வகையில் ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் இங்கே கருப்பு போர்க்ரவுண்ட் நிறமாக உள்ளது அதை பேக்கிரவுண்ட் நிறமாக மாற்றுகிறேன் வெள்ளையை போர்க்ரவுண்ட் நிறமாக மாற்றுகிறேன் கலர் சேனல்கள் ரெட் கிரீன் மற்றும் ப்ளூ அனைத்தும் ஒரே மதிப்பு அதாவது 255 உடன் உள்ளதை காணலாம் இங்கே ஸ்லைடரில் உள்ள நிறங்களால் குழம்ப வேண்டாம் இது ப்ளூ அல்ல இது எல்லோ ஆனால் ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு இதை நான் குறைக்கும்போது அனைத்து ஸ்லைடர்களிலும் நிறம் தானாக மாறுவதை காணலாம் சரி இங்கே green slider ஐ தேர்ந்து கிட்டத்தட்ட 211 வரை அதை நான் இழுக்கிறேன் என் foreground நிறமாக பெற்ற நிறத்தை என் படத்தினுள் இழுக்கிறேன் நான் பெறும் முடிவு மெஜெண்டாவுக்கானது ஆனால் opacity slider உதவியுடன் என் green குறைப்பின் அடர்த்தியை சரிசெய்ய முடியும் 0 க்கு திரும்ப செல்லும் போது பழைய படத்தை பெறுகிறேன் ஸ்லைடரை அதிகரிக்கும் போது படத்தில் கிரீன் சேனல் ஐ குறைக்க முடியும் படத்தினுள் மெஜெண்டா வருவதையும் தவிர்க்க முடியும் இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன் லேயர்ஸ் டூல் ஐ பயன்படுத்துவதன் மூலம் மாற்றங்களை எப்போது விரும்பும் போதும் செய்யலாம் பல லேயர்கள் அதன் மீது அடுக்கப்பட்டிருக்கும் போது நன்கு சீரமைக்கவும் முடியும் படத்தில் உள்ளதை நான் மாற்றினாலும் மாற்றங்கள் அங்கேயே இருக்கும் இப்போது இது கிரேவில் தோன்றுவதால் இந்த லேயரில் ஏற்படுத்த சில மாற்றங்கள் இன்னும் உள்ளன சற்று ப்ளூவை ஐ சேர்க்க விரும்புகிறேன் மீண்டும் அதே வழிமுறைகளை பின்பற்றி ஒரு புது லேயரை உருவாக்கி அதை கலர் கரெக்ஷன் ப்ளூ என்போம் இப்போது சிறிது ப்ளூவை ஐ சேர்க்க விரும்புகிறேன் இந்த படத்தில் ப்ளூவை ஐ சேர்ப்பதற்கு மல்டிப்ளை மோடை ஐ விட சற்று கடினமாக இருக்கும் ஸ்க்ரீன் மோடை ஐ பயன்படுத்துகிறேன் ஸ்க்ரீன் மோடில் ல் நிறங்கள் முதலில் தலைகீழாக மாற்றப்பட்டு பின் பெருக்கப்பட்டு வகுக்கப்படுகின்றன புரிந்துகொள்ள கடினமானது போர்க்ரவுண்ட் நிறத்தை கருப்பாக மாற்றி நான் சேர்க்க விரும்பும் நிறத்தை நேரடியாக சேர்க்கிறேன் இப்போது சிறிது ப்ளூ ஐ சேர்க்க வேண்டும் எனவே ப்ளூ ஸ்லைடரை சற்று குறைக்கிறேன் பின் நிறத்தை படத்தினுள் இழுக்கிறேன் இங்கே இது ப்ளூவாக இருக்கும் என நினைக்கலாம் இன்னும் அது கருப்பு போலவே உள்ளது ஆனால் இது மிகவும் அடர்ந்த ப்ளூ இங்கே படத்தை பாருங்கள் இதை நான் ஆஃப் செய்யும் போது மாற்றத்தை காணலாம் படம் கண்டிப்பாக ப்ளூ கலந்ததாகவே உள்ளது இரு புது லேயர்களையும் நான் ஆஃப் செய்யலாம் அதனால் ஆரம்ப புள்ளியை பெறலாம் முதல் லேயரில் சொடுக்கும்போது green இன் குறைக்கப்பட்ட சேனலை காண்கிறோம் இரண்டாம் லேயரை சொடுக்கும்போது சற்று ப்ளூ நிறத்தை சேர்க்கிறது ப்ளூ அதிகமாக உள்ளது என நினைக்கிறேன் எனவே opacity ஐ குறைக்கிறேன் இது நன்றாக உள்ளது என நினைக்கிறேன் பின்னால் எப்போதுமே இதை சரிசெய்யலாம் லேயர் டூல் மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனெனில் லேயர் களுக்கு மேலே லேயர் ஐ உருவாக்க முடியும் ஒவ்வொரு லேயரிலும் கீழ் லேயரில் இருந்து வரும் பிக்சல்ஸ் ஐ மாற்ற முடியும் திருத்தங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லையற்றவை விரும்பும் போதெல்லாம் செய்யலாம் இங்கே அநேகமாக நல்ல நிறத்தை பெற opacity ஸ்லைடர் ஐ குறைக்கலாம் இங்கே நிறத்தை மாற்ற முழு வாய்ப்புகளையும் தரும் இந்த ஸ்லைடர்களுடன் விளையாடலாம் லேயர் 2 ஐ இன்னும் விளக்கமாக தனி டுடோரியலில் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன் இன்றைக்கு இது போதும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி